சொன்ன யோசனையின் அடிப்படையிலே தன் எஜமானி காட்டின வழியின் அடிப்படையிலே எஜமானனுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்ட பிறகு எஜமானனுக்கு மனைவியாக மறுமனையாட்டியாக கொடுக்கப்பட்ட பிறகு அவன் மூலமாய் அவள் கர்ப்பம் தரிக்கப்பட்டு அவள் கர்ப்பிணியா இருக்கிற காலத்துல அவளுக்கு நடந்த சம்பவத்தை தான் இந்த அதிகாரம் ரொம்ப தெளிவாய் பேசுகிறது இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும் இவன் எஜமான வாரிசை சுமந்து கொண்டிருக்கிறார் இந்த வாரிசை சுமப்பதற்கு சாராலும் சம்மதித்திருக்கிறார் சாராலும் சம்மதித்திருக்கிறார் இது திருட்டு கரண்டாக நடந்த சம்பவம் அல்ல இது அதிகாரப்பூர்வமாக சாராருடைய அனுமதியின் அடிப்படையிலே சாராருடைய தூண்டுதலின் அடிப்படையிலே ஆகாருக்கு நடந்த ஒரு விசேஷமான ஒரு சிறப்பான காரியம் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாரால் நினைச்சிருந்தபடி ஆகார் கர்ப்பமானால் கர்ப்பமான உடனே நமக்கு கடவுள் கர்ப்பத்தை தந்திருக்கிறார் தான் சாரால் பெற்றெடுக்க முடியாத பிள்ளையை கடவுள் எனக்கு தந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து கொண்ட போது அப்படிங்கிறத அவர் அறிந்து கொண்ட போது இவனுக்கு தாழ்வு வந்திருக்கணும் இவன் கத்தனை மகிமப்படுத்தி இருக்கணும் ஆனா மாறா ஒன்று நடக்குது என்னன்னா இவனுக்குள்ள பெருமை வருகிறது என்ன வருது மேட்டிமை சிந்தை வருகிறது சாராவை அப்பமாய் நினைக்கிற ஒரு துரியம் அவளுக்குள்ளாக வருகிறது கத்தவங்களோடு பேசிட்டு இருக்கிறார் நீங்க கவனமாய் கேட்க வேண்டும் நீங்கள் யாரா இருந்தாலும் சரி உங்களை கத்தர் ஆசீர்வதிக்கிற பொழுது உங்களை கத்தர் உயர்த்துகிற பொழுது உங்களை கத்தர் மேன்மைப்படுத்துகிற பொழுது உங்களை கத்தர் விடுதலையாக்குகிற பொழுது உங்களை கத்தர் உயர்த்துகிற பொழுது உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள என்ன வரணும்னா தாழ்மை வரணும் நன்றி உணர்வு வரணும் ஒரு போதும் ஒரு போதும் ஒரு காலமும் உங்களுடைய நன்மைக்கு காரணமா இருந்தவங்களை நீங்க மறக்கவே கூடாது என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது நல்ல உற்சாகமா சொல்றீங்களா இப்படி தோரணை சொல்றது தோரணையே தெரியுது அதெல்லாம் எங்க அப்படிங்கிற மாதிரி ஆமா ஒருத்தரால நமக்கு நன்மை உண்டாகி இருக்குமே ஆனால் தேவனுடைய பிள்ளையே ஒருத்தரால நீ நன்மையை பெற்றிருப்பாயானா அது யாராக வேணாலும் இருக்கட்டும் சபைக்குள்ள நீ நன்மை பெற்றிருப்பாயானா உலகத்திலே நீங்கள் நன்மை பெற்றிருப்பீர்களானால் வேலை செய்கிற இடத்துல தொழில் ஸ்தலத்துல படிக்கிற இடத்துல ஒருவர் மூலமாய் உங்களுக்கு ஒரு நன்மை ஒருவர் மூலமாய் உங்களுக்கு ஒரு பலன் ஒருவர் மூலமாய் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஒருவர் மூலமாய் உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் ஒருவர் மூலமாய் உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து ஒருவர் மூலமாய் உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வு ஒருவர் மூலமாய் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்புடைய தன்மை ஒரு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் அதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு நீங்க செலுத்த வேண்டிய நன்றி உணர்வை எந்த காலத்தில் செலுத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு போதும் அவர்களுக்கு விரோதமாய் உங்களுடைய இருதயம் எழுப்பக்கூடாது அதை கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார் நான் கடந்து வந்த ஊழிய பாதையிலே நான் கடந்து வந்த நாட்களிலே என்னுடைய ஊழியத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே சபையிலே தேவன் கொடுத்திருந்த ஊழியர்களிலே எத்தனையோ பேர் உதவிகரமாக இருந்திருக்கிறார் மிகுந்த உதவிகரமாக மிகுந்த உதாரத்துவமாக இருந்திருக்கிறார்கள் எந்த மனித உதவியும் இல்லாமல் நான் தனி ஆளாக பரிசுத்த ஆவியானுடைய துணையால் மட்டும்தான் நான் வந்தேன் என்று சொல்லுகிற துணிகரம் எனக்கு கிடையாது நான் அநேகருக்கு நன்றி கடன்பட்டவனாக இருக்கிறேன் மனுஷன் அந்த காலகட்டங்களிலே ஒவ்வொரு மூலமாய் கத்தர் எனக்கு தந்த எல்லா நன்மைகளையும் நான் நினைத்து பார்த்து என்னுடைய அநேக ஜெப நேரங்களில் அப்படிப்பட்டவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆண்டவரே ஒரு காலத்துல நீங்க இவங்களை எனக்கு உதவியாய் தந்திருந்தீங்க ஒரு காலத்துல இவங்களை நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா வச்சிருந்தீங்க ஒரு காலத்துல இவங்க மூலமா ஊழியர்கள் தாங்கப்பட்டுச்சு ஒரு காலத்துல இவங்க மூலமா ஊழியர்களுக்கு என்னை கத்த கொண்டு போனீங்க ஒரு காலத்துல இவங்க மூலமா எனக்கு சில ஆத்மாக்களை தந்தீங்க ஒரு காலத்துல இவங்க மூலமா சில வேலைகளை சபையில செஞ்சு எனக்கு செய்ய எனக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க ஒரு ஒரு காலத்துல இவங்க மூலமா சில நன்மைகள் என் சொந்த வாழ்க்கையில என்னுடைய சமையல என்னுடைய ஊழியத்துல எனக்கு உண்டான காரியங்கள்ல நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நினைத்து நினைத்து நினைத்து என்னுடைய ஜெபங்களிலே அநேக முறை அப்படிப்பட்டவர்களுக்காக நான் இன்று வரைக்கும் அவர்களை நினைக்கிற பொழுதெல்லாம் கர்த்தரை நான் சோத்தரிப்பது உண்டு எந்த நிலைமைக்கு போனாலும் வந்த நிலைமை யாரும் மறக்கக்கூடாது எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது கடவுள் நிறைய நேரம் நமக்கு மனிதர்கள் வழியா தான் நம்ம இடத்துல கிரியை செஞ்சுட்டு இருக்கிறார் இப்ப கூட கடவுள் இங்க நின்று பேசிட்டு இருக்கிறார் ஆனா கடவுள் நின்று பேசல கடவுள் தன்னை மனிதனை வச்சு செஞ்சிருக்கிறார் பேசிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார் எத்தனை பேர் ரியலைஸ் பண்றீங்களே பார்த்துப்போம் ஒயர்கள் பார்த்துப்போம் எத்தனை பேர் அதை உணர்றீங்க தேவன் தேவன் என்னோடு தேவ மனிதர்களை வைத்து பேசுகிறார் எத்தனை பேர் அதை நம்புறீங்க முதல் நம்புறீங்களா அதைய ஹalleluya ஹalleluya பவுல் அப்போஸ்தலர் ஊழியத்துல சொல்லும் போது ஆக்கிலா பிரிஸ்கிலாவை பிரித்து சொல்லுவார் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரை பத்தி சொல்லும் போது மெச்சி கொண்டு சொல்லுவார் ரொம்ப மிகைப்படுத்தி ரொம்ப உயர்த்தி சொல்லுவார் உண்மையை சொல்வார் என்ன சொல்லுவார்னா இவங்க ரெண்டு பேரும் எனக்காக தங்கள் கழுத்தையும் கொடுத்தாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் யார் சொன்னது சூப்பர் அதாவது உயிர் கொடுக்கிற அளவிற்கு ஒருவேளை எனக்காக உயிர் கொடுக்க வேண்டியது இருந்திருந்தா கூட என்ன செஞ்சிருப்பாங்க உயிர் கொடுத்திருந்திருப்பாங்க எனக்காக என் நிமித்தம் வந்த எல்லா பிரச்சனைகளையும் என் நிமித்தம் வந்த எல்லா கஷ்டங்களையும் ஊழியர் நிமித்தமா அவங்க வீட்டை கொடுத்து என்னை வச்சு ஊழியத்தை செய்து வந்த காலங்கள்ல அவங்களுக்கு வந்த சகல கஷ்டங்களையும் என் நிமித்தமா ஆண்டவர் நிமித்தமா அவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க பொறுத்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி மிகுந்த நன்றி உள்ளவனாக அகிலா பிஸ்கில் அவர் குறிப்பிட்டு பவுல் எழுதுவார் அல்ல ஊழியக்காரனும் விசுவாசிகளாக மனுஷர்களால பெற்ற நன்மைகளை பலன்களை மறந்துடக்கூடாது விசுவாசிகளும் ஊழியக்காரர்களால மனுஷர்களால பெற்ற நன்மைகளை மறந்துடக்கூடாது நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய இருதயம் நன்றி உள்ள ஒரு இருதயமா என்ன செய்யணும் மாறணும் ஆண்டு சொல்லுங்க என்னுடைய இருதயம் சொல்லிட்டாரு சொல்ல சொல்லிட்டு ஒரு மந்திரம் வேண்டிய ஆண்டவரே என்னுடைய இருதயம் நன்றி உள்ள இருதயமாய் மாற நான் யாருக்கெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறேனோ அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி உள்ளவனாய் நன்றி உள்ளவனாய் நான் இருக்கிற ஆண்டவரே நீங்க நினைச்சுக்கீங்க நன்றி உள்ள இருதயம் தான் தேவனுக்கு உன்னால சாட்சியா இருக்கும் நன்றி கேட்டதெல்லாம் தேவனுக்காக நிற்காது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த மனுஷன் மேலும் நன்றி உணர்வே இருக்காது எந்த மனுஷன் மேலும் எந்த மனுஷன் மேலும் நன்றி உணர்வே இருக்காது நான் சொல்றது உங்களுக்கு விளங்கட்டும் இவங்க ஒரு போதும் தேவனை இவங்க மகிமைப்படுத்தவே மாட்டாங்க இவங்க மகிமைப்படுத்தவே மனுஷன்லாம் பெரும்பாலும் அப்படித்தாங்க ஏடி போற வரைக்கும் தான் ஏடி வேணும் ஏடியில ஏடி போயிட்டு அப்புறம் ஏடி எட்டி உடச்சுட்டுருவாங்க இந்த ஏடி எனக்கு எங்க போயிட்டான் மேல போயிட்டான் உடனே புரிஞ்சுக்கங்க கீழே வர நேரிடலாம் கீழே வர ஏணி தேவை என்ன வேணும் என்ன வேணும் ஏணி தேவை ஏணி தேவை ஏசாவை நான் சந்திக்கவே மாட்டேன் ஏசாவை நீ சந்திக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு நிலைமையை கர்த்தர் யாக்கோவுக்கு கொடுக்கவே இல்ல யாக்கோபு ஏசாவை சந்தித்து தான் ஆகணும் ஏசா கொல்ல மாட்டான் ஏசாவுடைய கைக்கு யாக்கோபு இரையாட மாட்டான் அதுதான் தேவனுடைய வார்த்தை ஆனா ஏசா ஏசாவை நீ சந்திக்காம இருக்க மாட்ட நீ சந்திப்ப எனக்கு ஆச்சரியமா ஒரு விஷயம் இருக்கும் யாக்கோபு திரும்பி வருகிற பாதையில ஏசாவை நினைச்சு பயந்து ஏசாவுக்கு கத்தர் தனக்கு கொடுத்ததுல ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட்டை கர்த்தர் தனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்துல ஒரு கணிசமான பகுதியை ஒதுக்கி இதை ஏசாவுக்கு என்று அனுப்புவார் இது யாருக்கு இது யாருக்கு ஏன் ஏன் இல்ல சரியான காரணமா ஆதிக்குரிய பிரகாரமா சொல்லுங்க ஏன் ஏன்னு சொல்லுங்க பாத்தீங்களா நல்லா கவனிச்சுக்கணும் இவங்க அம்மா இருங்க நீங்க குழப்பம் வேண்டாம் நானே சொல்லிடுறேன் இவங்க அம்மா கர்ப்பம் இல்லாத மனடியா இருந்த காலத்துல ஈசாக்கு போய் ஒரு நாள் வேண்டினார் அண்டவரே என் மனைவிக்கு நீங்க கர்ப்பத்தை தரணும் என் மனைவி மனடியா இருக்கிறாளே அப்படின்னு ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜோம் பண்ணார் ஜெபம் பண்ணும்போது ரெபேக்கால் கருவுற்றார் என்று வேதம் சொல்லுது ரெபேக்காருடைய கர்ப்பத்துல ஈசாக்கு ஒரு பிள்ளைக்கு ஜெபம் பண்ணிருப்பாரு ஆனா ரெபேக்காருடைய கர்ப்பத்துல ரெண்டு பிள்ளைகள் வந்திருக்கும் வேண்டிக் கொள்ளுகிறத விட அதிகமாக செய்கிறார் ரெட்டை பிள்ளைகள் அந்த கர்ப்பத்துல வளர்ந்துட்டு வரும்போது கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிட்டு ஒன்ன ஒண்ணு அங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த வயிற்றுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும் அப்ப இவன் தீர்க்கதர்சனை கேட்க போவான் கேட்க போற இடத்துல யார் தீர்க்கதர்சனம் சொன்னாங்களோ தெரியல எனக்கு அங்க கத்தனை வார்த்தை அவருக்கு கிடைக்கிறது தெரியுமா கிடைச்சது உன்னிடத்துல ரெண்டு ஜாதி உருவாகிறது உன்னிடத்துல உன்னிடத்துல ரெண்டு ஜாதி உருவாகிறது நல்லா கவனிச்சுக்கீங்க உன்னிடத்துல ரெண்டு இருக்கிறது அப்படியான அர்த்தம் என்ன இந்த ரெட்டை பிள்ளைகளை இந்த ரெண்டு பேரையுமே ரெபேக்கால் ஈசாக்கு கொடுத்தவர் கர்த்தர் இந்த ரெண்டு பேரையுமே கொடுத்தவர் ரெண்டு பேரையுமே கொடுத்தவர் கர்த்தர் ஏசாவை கர்த்தர் வெறுத்திருக்கிறார் ஏசாவுக்கு தேவனுடைய தேவனுடைய ஆதீனத்துல தேவனுடைய முன்னறிவுல தேவனுடைய முன் குறித்தல ஒருவேளை அவன் நிலைமை பரிதாப இருந்திருக்கலாம் ஆனா ஏசாவுக்கு ஒரு காலத்துல இவன் செய்த அந்த கெடுதிக்கு பதிலாக இவன் மூலமா ஏசாவுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று தேவன் ஏசாவை இவன் சந்திக்கும்படியாக நேரிடுகிறது எதில் எனக்கு புரியுது சிலதெல்லாம் இருக்கு நீங்க கொடுத்து தீர்க்க வேண்டியவர்கள் கொடுத்து தீர்த்து தான் பார்த்துக்கிறார் உங்க உங்க உணர்வு எப்படிங்கிறத ஆண்டவர் பார்த்துட்டு நான் சொன்னதை நீங்க கவனிக்கணும் ஏசா தரப்புல கொஞ்சம் நீதி கொஞ்சம் நியாயம் ஏசா ஏன் கோவப்படுறான் ஏசா ஏன் யாக்கோவின் மேல கொலை வழி கொள்றான் காரணம் இல்லாமலா காரணம் இல்லாமலா தன்னை தன் தான் தனக்கு உண்டாக வேண்டியதை தன்னை ஏமாற்றி தகப்பனை ஏமாற்றி ரொம்ப சாதுரியமாக இவன் பிடுங்கிக் கொண்டான் இவன் வாங்கிக் கொண்டான் என்கிற அந்த வேதனை அந்த எரிச்சல்ல ஒரு இடத்துல கொந்தளிக்கிறது நம்ம நீங்க எல்லாம் கவனிங்க அந்த ஏசாவை இவனுக்கு சமாதானப்படுத்த தேவன் நல்லவர் தேவன் வல்லமை உள்ளவர் ஆனாலும் இவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் அந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா அனுமதி கொடுக்கிறார் சவுல் தாவீது ராஜாவா சவுலுக்கு தாவீது ராஜாவாவான்னு தெரியாது இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா தாவீது சுரமண்டல வாசிச்சா என்னிடத்துல இருக்கிற அசுத்தாவி என்ன செய்யும் ஓடும் தாவீதின் மேல அபிஷேகம் இருக்கு தாவீதின் மேல தேவ ஆவியானவர் இருக்கிறார் தாவீதின் மேல தேவ ஆவியானவர் கொடுக்க மீட்கப்பட்டிருக்கிறார் அவன் மீட்கும் பொழுது அவன் சுரமண்டலத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய துதிக்கு மத்தியில அவனுடைய ஆராதனை அபிஷேகத்துக்கு மத்தியில எப்படிப்பட்ட அசுத்தாவியா இருந்தாலும் ஓடுங்கிற உண்மை ஒரு நாள் சவுலுக்கு தெரிய வந்துச்சு தாவீது போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்புவார் சவுல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவீத பரமண்டா தன்னுடைய அரண்மனையில் வச்சுக்கணும்னு நினைப்பான் அந்த இடத்துல நமக்கு சவுல் வந்து எவ்வளவு பெரிய பெருசா தெரியுமா தெரியுமா சொல்லுங்க எப்படி தெரியுது இப்போ வேகமா சொல்லுங்க விசாசத்தை வந்து விட்டாச்சு தாவியினால ஒரு விடுதலை வந்துருச்சு உங்களை மாதிரி ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்து தோத்தல் போட்டு நிச்சயிச்சிருக்கலாம் அனுப்பி இருந்திருக்கலாம் சவுலுக்கு எண்ணம் பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு வழி நீங்க ஐயா இருக்கிறாருங்களா அப்படின்னு வருவீங்க நாலு தடவை தேவன் சொல்றத புரிச்சுக்கோங்க தாவீத சவுல் தன்னோடு இருக்கும்படி விரும்பி தாவீதுக்கு ஒரு ஸ்தானத்தை தாவீதுக்கு ஒரு பொறுப்பை கிரியேட் பண்ணி தாவீதுக்கு அவனுடைய அரண்மனையிலே ஒரு அந்தஸ்து கொடுத்து என் அரண்மனையை என்னோடு இருக்க வேண்டும் என்று தாவீ தன்னை சுயநலத்திற்காக வைத்துக் கொண்டான் சவுல் அது ஒரு காலம் ஆனா தன்னிடத்தில் இல்லாத ஒரு சிறப்பு தன்னால் கூட சாதிக்க முடியாத ஒரு சாதனை தன்னால் கூட செய்ய முடியாத தன் ராணுவத்தால் செய்ய முடியாத ஒரு சாதனையை இந்த சின்ன பையன் இந்த சுல்லா இந்த தாவீது செஞ்சிருக்கிறான் இவன் இவன் போற போக்க பார்த்தா எல்லா ஜனங்களும் பாடிக்கிறாங்க சவுல் கொண்டது ஆயிரம் தாவீது கொண்டது அதனால செய்வானோ அப்படி நினைக்கும் போது நினைக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுங்க இல்ல இல்ல இன்னொன்னு வெளிச்சிய வீழ்த்தினவன்கிறத அவனால் என்ன செய்ய முடியல ஒத்துக்க முடியல அவனுடைய அபிஷேகத்திற்கு தேவனுடைய நாமத்திற்காக அவன் காட்டின வைராக்கியத்திற்கு அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பலன் இது அப்படிங்கிற அங்கீகாரத்தை அவனால் என்ன செய்ய முடியல என்ன செய்ய முடியல கொடுக்க முடியல கொடுக்க முடியல ஒருவேளை சவுல் அதை கொடுக்கிறதுக்கு முன் வந்திருந்தானா ஒருவேளை சவுல் அந்த அங்கீகாரத்தை தாவீதுக்கு கொடுத்திருந்தானா நான் நினைக்கிறேன் சவுல வேற மாதிரி லைன்ல ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார் சிந்தையே தப்பு இருந்தவே இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களால செய்ய முடியாத ஒன்றை வேற யாராச்சும் மூலமா கத்த செஞ்சுட்டாருன்னா கத்தரை விட்டுருவீங்க செஞ்சவங்க இருப்பீங்க கவனிங்க நமக்கு யார் யார் மூலமா என்னென்ன நன்மைகள் யார் யார் மூலமா எந்தெந்த அடிப்படையில் நம்ம நன்மைகளை பெற்றிருக்கிறோமோ என்றைக்கும் என்றைக்கும் நம்ம ஏறி வந்த ஏணிய உதச்சிடக்கூடாது நம்ம நன்மைக்கு காரணமா இருந்தவர்களை மறந்துடக்கூடாது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வந்தவர்கள் நமக்கு தேவனை காண்பித்து கொடுத்தவர்கள் தேவனுடைய சத்தியத்தை நமக்கு போதித்தவர்கள் நமக்காக அநேக விதங்களிலே செவித்து நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு காரணமாக இருந்தவர்கள் நமக்காக தேவனிடத்திலே உத்தரவாதம் செய்தவர்கள் நமக்காக தேவனிடத்திலே ஒவ்வொரு நாளும் நிற்கிற தேவனுடைய ஊழியர்களை தேவனுடைய பிள்ளைகளை உங்களை நேசிக்கிற விசுவாச குடும்பத்தை விசுவாச